கோவையில் இன்ஸ்டாகிராமில் அறிவாளுடன் போஸ் கொடுத்து பதிவு போட்ட தொழிலாளி வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் கோவை காந்திமா நகர் பகுதியைச் சேர்ந்த சென்ட்ரின் தொழிலாளி அசோக்குமார் இவர் மனைவி கவசல்யா இவர்களுக்கு மூன்று வயதில் நித்திகா என்ற மகள் உள்ளார் சம்பவதன்று இரவு அசோக்குமார் அதே பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடையில் மது வாங்கி பாரில் குடித்துக் கொண்டிருந்தார் அப்போது காந்திமா நகர் பகுதியைச் சேர்ந்த ஒர்க் ஷாப் நடத்தி வரும் மணி விக்கு சண்முகம் சிவா பாபு அமர்நாத் ஆகியோரும் மது குடித்துக் கொண்டிருந்தனர் அசோக்குமாருக்கும் மணித்தரப்பினருக்கும் இடையே ஏற்கனவே முன் விரோதம் உள்ளது அசோக்குமார் மது குடித்து கொதண்டிருந்த போது மணியும் அவரது கூட்டாளிகளும் உனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்த்தோம் அதில் அறிவாள் வெச்சு போஸ் கொடுத்திருக்கே எங்க ஏரியாவுக்கு வந்து போடுங்க பார்க்கலாம் என கேட்டுள்ளனர் உன் ஏரியாவுக்கு எங்களால வர முடியாதா நீ என்ன பெரிய ஆளா எனக் கேட்டு வாக்குவாதம் செய்தனர் திடீரென இரு தரப்பினரும் மோதி குதண்டனர் பார் ஊழியர்களை அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் ஆனால் மணி விக்கு சண்முகம் உள்ளிட்டோர் அசோக்குமாரை விடாமல் பின்தொடர்ந்து சென்றனர் அசோக்குமார் வீட்டின் அருகே சென்றபோது அவர்கள் மீண்டும் அவரை தடுத்து நிறுத்தி தகராறு செய்தனர் தங்களிடமிருந்த கத்தி அறிவாளால் அவரை சரமாரியாக வெட்டினர் இனி அறிவாளோட போஸ் கொடுப்பாயா என கேட்டு அவர்கள் விட்டுவிட்டு தப்பியோடினர் இதில் பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடிய அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அசோக்குமார் செல்லும் வழியில் இறந்துவிட்டார் இது தொடர்பாக சரவணம்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கந்தசாமி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் சிலரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்கள் சிங்கானல்லூரில் நடந்த மற்றொரு குற்ற வழக்கில் தொடர்புடைய நபர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர்